குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது சந்திர கிரகணம் எப்பொழுது இந்தியாவில் நடைபெறும் அதற்கான நேரம் என்ன என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வரும் ஜூலை பதினா பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணி முரல் அதாவது சரியாக ஒன்று முப்பது ஒன்று முப்பதுலேருந்து ஜூலை பதினேழாம் தேதி இது முழுக்க முழுக்க ஜூலை பதினேழு தான் நடக்குது அதாவது புதன்கிழமை அதனால பதினாறாம் தேதி இரவு நடு இரவு முதல் வந்து காலையில் மூணு ரெண்டு மூணு ரெண்டு ஏஎம் வரைக்கும் சரிங்களா ஒரு மூன்று மணி மூன்று மணி நேரம் ஒரு நான்கு மணி நேரம் தொடர்ந்து இந்த சந்திர கிரகணம் நடக்க இருக்குது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து தூங்க தான் போகிறீங்க அதனால் எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் வந்து வெளியில் போக போகிறது கிடையாது இருந்தாலுமே கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் வெளியில் போவதை தவிர்த்துடலாம் இரவு நீங்கள் தூங்கும்போது அதிகமாக சாப்பிடாம ரொம்ப ரொம்ப குறைவாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம் ஒன்று இந்த மாதிரி ஒரு பரோட்டா ஜீரணமாகாத ஒரு நான்வெஜ் இந்த மாதிரி உணவுகள்லாம் கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் நைட்டு சாப்பிடக்கூடாது இல்லை தவிர்த்துடணும் அஜீரண கோளாறு கண்டிப்பாக ஏற்படும் இந்த நேரத்தில் ஏன் அன்று வெளியில் போகக்கூடாது முதல்ல சந்திர கிரகணம்னா என்ன சந்திர கிரகணம் இயல்பாகவே பௌர்ணமி அன்று தான் ஏற்படும் சந்திரன் ராகு கேதுவின் பிடியில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருப்பார்கள் ராகு கேதுவின் பிடியில் சந்திர கிரகணத்தை அன்று வந்து சூரியன் பூமி சந்திரன் அதாவது வந்து சந்திரன் நமக்கு எப்படி ஒளி கொடுப்பார்னா சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி வந்து சந்திரன் பிரதிபலிக்கிறார் அந்த ஒளித்தன்மையை அந்த ஒளித்தன்மையை பிரதிபலிக்க விடாமல் நடுவில் பூமி ஒன்றும் பூமியை வந்து சூரியனோட ஒளி சந்திரனுக்கு செல்ல விடாமல் த தடுத்துடும் அதனால் அன்று சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சரிங்களா இன் இது வந்துட்டு ராகுவின் சேர்க்கையும் கூட இருப்பதனால ஒரு தீய ஆகர்ஷண சக்திகள் ஒரு ஒன்று நச்சு சக்திகள் இயல்பாகவே அன்று அந்த அந்த அந்த டைமில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் முக்கியமாக இன்று வந்து மிருன ராசியில் தனுசில் நடப்புறதுனால எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கற்பனை சக்தியை கொண்டு இந்த கற்பனை சக்தியை கொண்டு ஒரு தொழிலை முதலீடாக கொண்டவர்கள் அப்புறம் வந்து கோயிலில் வேலை பார்ப்பவர்கள் வர்த்தாக்கள் இவங்களுக்கு சிறு பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த சந்திர கிரகணத்தன்று யார் அந்த தாக்கத்தை ரொம்ப இயல்புலேயே அதிகமாக வாங்கிக்கிறாங்க இந்த சந்திர கிரகணம் வந்து பூராடம் முத்திராடம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா என்ன மாதிரி ஜாக்கிரதையாக வேணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வெளியில் போகாமல் அந்த சக்தியை உள்வாங்காமல் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு தூங்கும்போது நான் இன்றைக்கி நைட்டு பதினாறாண்டே நைட்டு வந்துட்டு அதிகமாக உணவு சாப்பிட்டு ஜீரணிக்க முடியாமல் ஏன்னா நீங்கள் உண்ணும் உணவு உண்டு அந்த கிரகணத்தன்று செரிமானம் ஆகாது எப்படி வந்து ஒரு சூரியன் ஒளி கொடுக்கும்போது இந்த உலகத்துக்கே வந்து அது பரவுதோ அந்த ஒளித்தன்மை பரவுகிறதோ என்னனுடைய ஒளித்தன்மையும் பரவ பரவும் அந்த அறிவு உங்களுக்கு கண்களுக்கு தெரிவதில்லை அவ்வளோதான் சரிங்களா மன அளவில் பல பேருக்கு யாரெல்லாம் இயல்புலேயே சந்திரன் ராகு சந்திரன் கேரு சிறக்கு இருப்போம் மன அளவு சிறு பாதிப்புகள் அன்று இருக்கும் முக்கியமாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அது இரவு நடப்புறனால எந்த வித பாதிப்புமே ஏற்படாது சரிங்களா யாருமே அன்றைக்கி வெளியில் போய் ஊர் சுத்த போடுறது கிடையாது அந்த ஒரு நைட்டு ஒரு மணிலேருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் சரிங்களா இந்த சந்திர கிரகணம் வந்து எங்கெல்லாம் நடக்குது Asia Australia Africa North America South America இந்த இந்த இடத்துல நடக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நேர அளவு மாறுபடும் அவங்களுக்கெல்லாம் வந்து மாலையிலேயே தொடங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு நடு இரவு இந்த நேர அளவு உண்டு சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போகிறோம் சந்திர கிரகணம் எந்த வித பாதிப்புமே தராது சரிங்க அது சில பேருக்கு இன்னுமே பயப்படுறாங்க சந்திர கிரகணத்தால் ஏதாவது ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிலாம் ஒன்றும் பயப்படுறதில்லை சூரிய கிரகணத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் எனக்கு பண்ணுறீங்க என்னன்னு எனக்கும் புரியல அப்படின்னா நீங்கள் சந்திர கிரகணம் ஒரு ஒரு ஒரு மாதம் ஒரு வாரம் கழித்து கால் பண்ணுங்கள் எனக்கு இந்த சந்திர கிரகணத்தால் தான் நீ எப்படி தெரிஞ்சுப்பீங்க ம் எல்லாமே உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட பயம்தான் நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை சரிங்களா நன்றி ஓம் சிவம்